hello friends welcome to find day channel நான் இன்றைக்கி புதினா ஃப்ளேவரில் பிஸ்கெட்ஸ் தாங்க செய்ய போகிறேன் இதில் இனிப்பு கம்மியாகவும் கொஞ்சமாக காரம் சேர்த்தும் செய்ய போகிறேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு முதல்ல புதினா சாறு எடுத்து வச்சுக்கலாம் புதினா சாறு எடுக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி புதினா மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க மின் குக்கீஸ் செய்யறதுக்கு டோட்டலாக ஒன்றரை கப் மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் பொட்டுக்கடல மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு கால் கப் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை எடுத்த அதே கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்க போகிறேன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்படி வச்சு அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி மோர் சிலுப்புற மாதிரி இப்படி கூட வச்சு செஞ்சுக்கோங்க கம்மியாக செய்கிறதுனால நான் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணலைங்க விஸ்க்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது கூட ஒரு கப் கோதுமை மாவை சேர்த்துக்கிட்டேங்க கோதுமை மாவும் பொட்டுக்கடல மாவு வர கப்பும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நான் சளிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அரை கப் சர்க்கரை அரை கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மின்ட் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா இந்த எக்ஸ்ட்ராக்ட் இந்த மின்ட் எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு வரும் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அரை கப் வெண்ணெய் அரை கப் சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் புதினா ஜூஸை குறைச்சிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க இப்போ மாவெல்லாம் நான் ஒன்றா திரட்டிட்டேங்க நான் வந்து மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக நான் பிடிச்சிக்கல சப்பாத்தி மாவு பூரி மாவு அளவுக்கு தான் நான் பிடிச்சிக்கிறேன் இதை நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பேக்கிங் ஷீட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்க்கும் போது ஒரே மாதிரி நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் பிஸ்கெட்ஸ்லாம் நல்லா பேக் ஆகும் நடுவில் ஓட்ட போடணுமா ஓகேவா இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ண எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் டுவெல் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்மளோட மின்ட் பிஸ்கெட்ஸ் ரெடி நீங்கள் உங்களோட அவனுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ